நெல்லை அருகே பழைக்கு பழியாக மேலும் ஒரு வாலிபர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் மர்ம கும்பல் அவரது தலையை துண்டித்து தொழிலாளி கொலையான இடத்தில் வீசிச் சென்று உள்ளனர் நெல்லை அருகே கீழ்ச்செவல் நைனார்குளத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன் மகன் சங்கர சுப்பிரமணியன் இவர் அந்த பகுதியில் உள்ள தோட்டத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மோட்டார் சைக்கிளில் முன்னீர்பள்ளம் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வடுவூர்பட்டி செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மர்ம கும்பலால் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டார் அந்த கும்பல் சங்கர் சுப்பிரமணியனின் தலையை கோபாலசமுத்திரம் பகுதியில் உள்ள மந்திரம் என்பவரது கல்லறையில் வைத்துவிட்டு விட்டனர் இதுகுறித்து முன்னீர்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வருகின்றனர் சங்கர சுப்பிரமணியன் பழைக்குப் பழியாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகிறார்கள் இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் பழிக்குப் பழியாக தலையை துண்டித்து மேலும் ஒரு வாலிபர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நெல்லை அருகே கோபாலசமுத்திரத்தை அடுத்த பிராஞ்சேரி செங்குளம் காலனி குளத்துக்கரை பகுதியில் நேற்று காலை தலை கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் வாலிபர் ஒருவர் பிணமாக கிடந்தார் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் முன்னீர்பள்ளம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகசுந்தரம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை பார்வையிட்டனர் பின்னர் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஐகிரவுண்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வந்து தடயங்களை பதிவு செய்தனர் மொப்ப நாய் வரவழைக்கப்பட்டது அது சம்பவம் நடந்த இடத்தில் மோப்பம் பிடித்தவாறே அங்கிருந்து சிறிது தூரம் ஓடிச் சென்றது ஆனால் யாரையும் பிடிக்கவில்லை இதுகுறித்து முன்னீர்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்யப்பட்டவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் கோபாலசமுத்திரத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் மாரியப்பன் என்பதும் இவர் விவசாயி என்பதும் தெரியவந்தது அதிகாலை ஐந்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் செங்குளம் காலனி குளத்துக்கரை பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது மர்ம கும்பல் மாரியப்பனை வழிமறித்து அவரது இடது காலை அறிவாளால் வெட்டித் துண்டித்து உள்ளனர் பின்னர் அவரது தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர் உடலை அங்கேயே போட்டுவிட்டு மாரியப்பனின் தலையை எடுத்து சென்று சங்கர சுப்பிரமணியன் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் வீசப்பட்டு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதை போலீசார் கைப்பற்றினர் போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கொலை செய்யப்பட்ட மாரியப்பன் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கோபாலசமுத்திரம் வடக்கூரை சேர்ந்த கணேசன் என்ற கார்த்திக் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் மேலும் மாரியப்பனின் தலையை மர்மந்தர்கள் சங்கர சுப்பிரமணியன் கொலை செய்யப்பட்ட இடத்தில் வீசி சென்று இருப்பதால் அவரது கொலைக்கு பழைக்குப் பழியாக இந்த கொலை நடந்து இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மாரியப்பன் கொலையில் துப்பு துலக்க எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகிறார்கள் அடுத்தடுத்து நடந்த இந்த கொலை சம்பவங்களால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கோபாலசமுத்திரம் ஊருக்குள் செல்லும் வாகனங்களை சோதனை செய்த பின்னரே போலீசார் அனுமதிக்கின்றனர் மேலும் மேலப்பாளையம் கருங்குளம் பகுதியில் உள்ள சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்